வணக்கம் வெல்கம் டு கலக்கல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி சாதம் இதற்கு தேவையான பொருட்கள் பட்டாணி அரைக்கப் பெற்றிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் நாலஞ்சு பூண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஒன்றரை டம்ளர் அரிசி சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆற வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் சோம்பு பூண்டு இதை மட்டும் அரைச்சிப்போங்க வானொலியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஏலக்காய் ரெண்டு போடணும் பட்டை கிராம்பு உங்களுக்கு முந்திரி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஓகே ఇలా వేస్తాం ചെറുക്കറി പച്ചമുളക് ഇടുക ഇത് കണ്ടുപോകാം

ஊற்றி வேக விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம் Okay. బఠానీ సాదం రెడీ தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ